வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீ வந்து எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறது தான் இது மாதிரி மடிக்கும் போது சாரீ ஒரு வருஷம் ஆனாலும் கலையாது ஏன் நம்ம மடித்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் நம்மளாக எடுத்து கலைச்சா தான் சாரீ கலையும் அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸும் நமக்கு தொலைஞ்சு போகாது அப்புறம் சாரீ தனியாக ப்ளவுஸ் தனியாக வைக்கும்போது நமக்கு நிறைய இடம் வந்து அதுலேயே போயிடும் இந்த மாதிரி மடிக்கும்போது நல்லா மிச்சமாகும் இப்போ பாருங்கள் அந்த சாரீ உள்ளேருந்தே ப்ளவுஸ் எடுக்கிறேன் இந்த மாதிரி சில்க் காட்டன் காட்டன் சேரீ பட்டு சேரீக்கு நீங்கள் மடிக்கலாம் நம்ம சில நேரம் எங்கேயாவது ஊருக்கு கிளம்பிகிட்ருப்போம் அந்த நேரத்தில் ப்ளவுஸு சேரீ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தேடிகிட்டே இருக்கண்டிருக்கும் இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி தேடுற வேலையே இல்லை உடனே சேரீ எடுத்து நம்ம கட்டிட்டு கிளம்பலாம் ரெடி ஆகிடலாம் நேரமும் மிச்சமாகும் சாரி எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் நம்ம நார்மலாக சாரி எப்படி மடிப்போமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக மடிக்கணும் இந்தளவுக்கு மடித்து வந்த பிறகு கீழே வச்சுட்டு நல்லா சுருக்கு எதுவும் இல்லாமல் நல்லா எடு நீட்டாக எடுத்து விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம மடிக்க ஆரம்பிக்கணும் ஸோ இந்த பக்கம் ஒரு மடிப்பு இந்த மடிப்பு கொஞ்சம் சின்னதாக மடித்து வச்சுக்கோங்க இப்போ ஆப்போசிட் சைடு மடித்தோம் இல்லையா அது கொஞ்சம் அகலமாக மடிக்கணும் இப்போ இந்த பக்கம் ஒரு மடிப்பு இப்போது இங்கே பாருங்கள் இதில் ஒரு பை மாதிரி கிடைக்க பாருங்கள் இது உள்ளே நம்ம இதை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு நாள் கஷ்டமாக தெரியும் அப்புறம் ரொம்ப ஈஸியாயிரும் நீங்கள் அப்புறம் ரெகுலராக இந்த மாதிரியே மடிக்க ஆரம்பிச்சிருவீங்க பாருங்கள் இவ்வளோ தான் நீட்டாக வந்துடுச்சு இப்போ அது உள்ள நம்ம ப்ளவுஸ் உள்ள வச்சிடலாம் நம்ம தூர தூக்கி போட்டால் கூட ப்ளவுஸும் சரி சேரீயும் சரி கலையாது அப்படியே தான் இருக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்கு அதுலேருந்து நான் மறுபடியும் இதை எப்படி கலைக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன் அதுவும் ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸ் எப்படி வெளியில் எடுத்துக்கோங்க இப்போது அந்த ப அந்த ஒரு மேலே இருக்கிற அந்த பையை லைட்டாக தூக்கிட்டு உள்ளேருந்து வெளியில் எடுத்திங்கன்னா சேரீ வந்து நமக்கு கலைஞ்சிரும் சேரீ எதனால் நல்லா கசங்கிரும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ரொம்ப நீட்டாகவே தான் இருக்கும் இது மாதிரி பூனம் சேரீயும் நம்ம இந்த மெத்தட்லேயும் மடிக்கலாம் நான் இன்னொரு மெத்தடில் எப்படி மடிக்கிறதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேரீ வந்து நம்ம நார்மலாக மடிக்கிற மாதிரி மடிச்சிருச்சு இந்த அகலத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக சேரீ நல்லா இழுத்து விட்டுட்டு கூட ஒரு மடிப்பு இந்த மாதிரி லாங்காக மடிச்சுக்கோங்க பாருங்கள் மடித்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மடிக்க போகிறோம் அப்போ எப்படி மடித்தோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த மடிக்கிற டைம் வந்து கொஞ்சம் பெருசு அடுத்து குட்டியாக கொஞ்சம் மடிங்க அளவு வந்து கம்மி பண்ணி மடிங்க இங்கே பாருங்கள் ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இதில் இது உள்ளே இன்சர்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா பூனோ சரி வந்து நமக்கு அந்தளவுக்கு சுருக்காகாது அதனால் நம்ம கூட ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளவுஸும் அந்த பையிலையே நம்ம உள்ளே வச்சுருவோம் அதனால் பூனோ சரி இந்தளவுக்கு குட்டியாக மடிக்கும்போது நம்ம நிறைய இந்த மாதிரி ரஃப்யூஸ் சாரி எல்லாத்தையுமே ஒன்றா மடித்து வச்சுக்கலாம் இடமும் நல்லா சேவ் ஆகும் உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்